வணக்கம் bank nifty future one minute chart இந்த சார்ட்டில் ஆப்போசிட் கால்ஸ் மட்டும் ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஆட்டோமேட்டிக்காக வரும் கரண்ட்டில் buy call so next call வந்தால் செல் கால் அதனால் நமக்கு இப்போ ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இன்றைக்கி டே நவம்பர் ஃபஸ்ட்டு இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் அதாவது ஒரு ப்ரீவியஸ் டே ஒரு டுவெல் பிஎம்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக மார்க்கெட் புல்லிஷ் மொமெண்டம் ஏறிக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி ஓப்பனிங்கும் நல்ல ஒரு புல்லிஷாக தான் இருந்துச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சடனாக ஒரு பிக் கேண்டில் டவுன் சைடில் இறங்குச்சு ஸோ அந்த கேண்டிலில் நமக்கு டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு நமக்கு இமீடியட்டாக செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா நுணுக்கமாக ஸ்கேல்பிங் மெத்தடில் நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்காண்டி இதை ஒன் மினிட் சார்ட்டில் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறோம் ஒன் மினிட் சார்ட்டுன்றனால நல்லா நுணுக்கமாகவே கேண்டில்ஸை வந்து இது பார்க்கும் சின்னதாக ஒரு டவுன் கிடச்சா கூட நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கால் நமக்கு இமீடியட்டாக ஜென்ரேட் ஆகும் பட் நமக்கு பாருங்கள் இன்றைக்கிட்டே ஓப்பனிங்கு தான் கேப் அப் ஓப்பனிங் நமக்கு ப்ரீவியஸ் டேலேருந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே தான் வந்து போயிட்டே இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஒரு ஒன் ஓ கிளாக் கிட்டக்க நேற்று ஜெனரேட் ஆயிருக்கு forty three two forty five ஓகேங்களா இந்த டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்த கால் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்டில் ட்ரேடிங் போயிட்டே இருந்தது ஒரு ஒன் ஹவர் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துச்சு டூ பிஎம்க்கு அப்புறமா அதுக்கப்புறம் நமக்கு என்னாச்சு அப்படின்னா த்ரீ பிஎம்க்கு தான் ஃபஸ்ட் டாரட் அதுக்கப்புறம் செகண்ட் டாரட் அச்சீவ் பண்ணுச்சு பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் போச்சே தவிர இறங்கவே இல்லை இன்றைக்கி தான் சடனாக ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் டக்குன்னு பாருங்கள் ஒரு கேண்டில் நமக்கு அந்த பச்சை கலரில் ஒரு கேண்டில் நல்ல ஒரு டவுனில் இறங்கியிருக்கு அதில் தான் நமக்கு டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆகுது ஸோ மார்க்கெட் ட்ரெண்டு மாறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக நமக்கு இந்த சார்ட் வந்து டக்குன்னு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் பண்ணி நமக்கு செல் சிக்னல் மாதிரி இன்டிமேஷன் கொடுக்குது ஸோ நீங்கள் வந்து கேண்டிலுடைய கலரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஓகே இது வந்து ரெட் கலரில் போகுது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்ற மாதிரி நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கலாம் ஸோ ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும் ஸோ மேனுவல் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வரும் என்ட்ரி பாயிண்ட் ஆகட்டும் ஒன் அண்ட் டூ ஸ்டாப்லாஸ் வரும் இதை பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி அதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம் அது உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி தருவோம் அதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வந்து பஞ்சாகும் ஸோ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆன ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா forty three five seventy eight first target வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் நாட் டென் பாயிண்ட்டு கிட்ட இருக்குது நூற்றி பத்து பாயிண்ட் கிட்ட இருக்குது ஒன் நாட் நைன் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் இருக்குது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்குது ஸோ இது நல்லா இறங்கி ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றதையும் அப்படியே பார்ப்போம் இல்லை ரெக்கவரி ஆகுதான்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆன ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு first target range break out ஆயிருக்கு ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப் ஃபைவ் செவன்ட்டி எயிட்டில் நமக்கு செல் கால் வந்தது இப்போ ஃபோர் ஃபிஃப்டிக்கு கீழே ட்ரேடிங் போது ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் சைடு இறங்கியிருக்கு bank nifty weekly put option forty three five hundred put option one forty ஃபோரில் பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு இப்போ நமக்கு டூ செவன்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது டேரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சார்ட் பார்த்து இதில் வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஃப்யூச்சர் சார்ட்டை பார்த்துட்டு அதில் வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும் அதாவது இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ